வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் எங்களை போன்ற தன்னார்வலர்களை பற்றி அவர் பேசினது எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் தர விதத்தில் இருந்தது முதல் முறை அவர் அவர் ப்ரோக்ராமில் பேசினது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மைல் ஸ்டோன் அதாவது நூறாவது நிகழ்ச்சிக்கும் எங்களை போன்றோர் அழைத்தது வந்து ரொம்ப பெரிய கௌரவமாக நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு கொடுக்குது எப்படின்னா நாட்டுடைய பிரதமரே வந்து இது போன்ற இயற்கை பணி மேலே அக்கறை எடுத்து அதை கவனிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அதை இன்னும் நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும் நிறைய இளைஞர்களை அவர் தன் பேச்சின் வாயிலாக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெனிஃபிஷரியாக நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்